Manipulating ஸ்ட்ரிங்ஸ் குறித்த spoken tutorial க்கு நல்வரவு கர்க்கப் போவது ஸ்ட்ரிங்ஸ் ஐ ஸ்லைஸ் செய்வது மற்றும் அவற்றிலிருந்து இருந்து ஐ பெறுவது ஸ்ட்ரிங்ஸ் ஐ ரிவர்ஸ் செய்வது ஸ்ட்ரிங்ஸ் ல் கேரக்டர்ஸ் ஐ மாற்றுவது ஸ்ட்ரிங்ஸ் ஐ அப்பர் அல்லது lower caseுக்கு convert கன்வெர்ட் செய்வது ஒரு லிஸ்ட் of ஸ்ட்ரிங்ஸ் ஐ சேர்ப்பது இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் பின்வரும் tutorial களை முடிக்கவும் getting started with strings, getting started with list, basic data type and operators. IPython interpreter ஐ invoke செய்யலாம். ஒரு எளிய problem ஐ பார்க்கலாம். எப்படி string ஐ slice செய்வது மற்றும் substrings ஐ பெறுவது. வேரியபிள் week இல் வாரத்தின் நாட்கள் அடங்கிய லிஸ்ட் இருப்பதாக கொள்வோம். week is equal to within square brackets all within double quotes sun சண்டேவுக்கு கமா mon மண்டேவுக்கு tue e, டியூஸ்டேவுக்கு comma Wednesday comma Thursday comma Friday comma Saturday ஒரு எளிய ப்ராப்ளம் ஐ பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ரிங் ஸ் கொடுக்கப்பட்டது இந்த ஸ்ட்ரிங் செல்லுபடியாகும் ஒரு நாளின் பெயரா இல்லையா என பார்க்க வேண்டும் string ஐ சாட்டர்டே என டிஃபைன் செய்வோம் டைப் செய்க s is equal to within double quotes saturday s எந்த மாதிரியும் இருக்கலாம் அதாவது சாட் சாட் சாட்டர்டே பின் S கேப்பிட்டல் ஆ ட் பின் கேப்பிட்டல் S சாட்டர்டே பின் sat center letter in capital, பின் whole Saturday in capital letters. இப்போதைக்கு problem ஐ small sat மற்றும் small saturday form களுக்கு மட்டும் solve செய்வோம். நாம் form களுக்கு tutorial இன் கடைசியில் செய்வோம். கொடுத்த ஸ்ட்ரிங் இன் முதல் மூன்று கேரக்டர்ஸ் வேரியபிள் வீக் இல் இருக்கிறதா என சோதிக்க வேண்டும் எந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப் களையும் போல ஸ்ட்ரிங் களை சப்ஸ்ட்ரிங் களாக ஸ்லைஸ் செய்ய முடியும் ஸ் இன் முதல் மூன்று கேரக்டர்ஸ் ஐ பெற சொல்வது s within square brackets 0 colon 3 பின் என்டர் செய்க கவனிக்க நாம் ஸ்ட்ரிங் ஐ இண்டெக்ஸ் 0 இலிருந்து 3 வரை ஸ்லைஸ் போது 3 சேர்க்கப்படவில்லை நமக்கு ஏற்கெனெவே தெரியும் ஸ்ட்ரிங் இன் கடைசி எலிமெண்ட் ஐ ஆக்செஸ் செய்ய ஸ் மைனஸ் 1 ஐ பயன்படுத்தலாம் வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் ஸ்ட்ரிங் ஸ் இலிருந்து சப்ஸ்ட்ரிங் ஐ பெறுக முதல் மற்றும் கடைசி கேரக்டர்ஸ் இல்லாமல் சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம் டைப் செய்க s within square brackets 1 colon minus 1 பின் enter செய்க நாம் s இன் சப்ஸ்ட்ரிங் ஐ பெறுகிறோம் முதல் மற்றும் கடைசி கேரக்டர்ஸ் இல்லாமல் இப்போது வேரியபிள் வீக் இல் குறிப்பிட்ட சப்ஸ்ட்ரிங் இருக்கிறதா என சோதிக்க வேண்டும் நாம் சாட் க்கு சோதிப்போம் டைப் செய்க s within square brackets colon 3 பின் enter செய்க பின் s within square brackets colon 3 in week நமக்கு கிடைக்கும் விடை ட்ரூ இப்போது கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமிக்கா இல்லையா என்னும் ப்ராப்ளம் ஐ பார்க்கலாம் பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங் என்பது முன் பின்னாக எழுதினாலும் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங் ஐ பார்க்கலாம் மலையாளம் ஆகவே s one is equal to Malayalam Malayalam double quotes இல் இருக்க வேண்டும் இப்போது இந்த ஸ்ட்ரிங் ஐ இதன் ரிவர்ஸ் உடன் ஒப்பிட வேண்டும் மீண்டும் நாம் பயன்படுத்துவது எல்லா சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் க்கும் பொதுவான டெக்னிக் அதாவது within square brackets colon colon 1 s இன் ரிவர்ஸ் ஐ s1 within square brackets colon colon 1 பின் enter செய்து பெறுகிறோம் இப்போது ஸ்ட்ரிங் s பாலிண்ட்ரோமிக்கா என சோதிக்க சொல்வது s1 double equal to s1 within square brackets colon colon minus 1. எதிர்பார்த்தது போல கிடைப்பது ட்ரூ கொடுத்த ஸ்ட்ரிங் கேப்பிட்டல் M மலையாளம் என இருந்து லோவர் கேஸ் m மலையாளம் இல்லை என்பதால் மேற்கண்ட சோதனைக்கு பால்சே என விடை கிடைக்கும் நாம் சோதிக்கும் முன் ஸ்ட்ரிங் ஐ முழுதும் லவர்கேஸ் அல்லது முழுதும் அப்பர் கேஸ் ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும் இதை செய்ய பைத்தோன் சில மெத்தோட் களை தருகிறது s dot lower s dot upper சோதிக்கலாம் டைப் செய்க s1 is equal to Malayalam in double quotes இங்கு m கேப்பிட்டல் பின் s1 dot upper closing brackets பின் டைப் செய்க S1 இது அவுட்புட்டை ஐ தரும் நீங்கள் பார்ப்பது போல ஸ் மாறவில்லை ஏனெனில் அப்பர் ஒரு புதிய ஸ்ட்ரிங் ஐ திருப்புகிறது ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஐ அது மாற்றவில்லை அதே போல டைப் செய்க s one dot lower closing brackets பின் s one dot lower closing brackets double equal to s1 dot lower closing brackets within square brackets colon colon minus 1. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் S என்பது செல்லுபடியாகும் வார நாள் பெயரா என சோதிக்கவும் problem இன் தீர்வை சாட் சாட்டர்டே முழுதும் கேப்பிட்டல் இல் சாட்டர்டே மற்றும் சாட் S மற்றும் capital போன்ற பார்ம் களை சேர்க்கும்படி மாற்றவும் சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம் டைப் செய்க ஸ் இன் வீக் பின் s dot lower closing brackets within square brackets colon 3 in week. பார்ப்பது போல இப்போது S இன் presence ஐ week இல் எந்த formatலும் capitalized அல்லது all caps, full name அல்லது short form சோதிக்கலாம் எந்த இன்புட் ஸ்ட்ரிங் ஐயும் லவர் கேஸ் க்கு கன்வெர்ட் செய்து விடலாம் பின் அது லிஸ்ட் வீக் இல் இருக்கிறதா என சோதிக்கலாம் இன்னொரு ப்ராப்ளம் ஐ பார்க்கலாம் அடிக்கடி எமெயில் இட் களை பார்க்கிறோம் அவற்றில் மற்றும் பீரியட் கள் டெக்ஸ்ட் ஆல் மாற்றப்பட்டு இருக்கும் இது போல இன்ஃபோ at பாசி இன் இப்போது சரியான எமெயில் அட்ரெஸ் களை பெற விரும்புகிறோம் வேரியபிள் எமெயில் இல் எமெயில் அட்ரெஸ் இருப்பதாக கொள்வோம் டைப் செய்க email is equal to within double quotes info in square brackets at at fossee within square brackets dot dot in இப்போது முதலில் within square brackets at at ஐ at the rate symbol ஆல் replace செய்கிறோம் இதற்கு பயனாவது string இன் replace method டைப் செய்க email is equal to email dot replace within brackets in double quotes, within square brackets, at at, comma, within double quotes, at the rate. இப்போது டைப் செய்க print email. output கிடைக்கிறது. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். emailஇல் within square brackets dot dot ஐ டாட் என ரீப்ளேஸ் செய்க சொல்யூஷன் க்கு டெர்மினலுக்கு போகலாம் டைப் செய்க email is equal to email dot replace within brackets in double quotes within square brackets dot comma within double quotes dot சுவாரசியமான இன்னொரு ப்ராப்ளம் நம்மிடம் லிஸ்ட் ஆஃப் எமெயில் அட்ரெஸ் இருக்கிறது நமக்கு ஒரு நீளமான கமாக்களால் அல்லது semicolon களால் பிரித்த எமெயில் அட்ரெஸ் ஸ்ட்ரிங் தேவை டைப் செய்க email underscore list is equal to within square brackets within double quotes info at the rate FOSSEE dot in comma within double quotes enquiries at the rate within quotes help at fossee in help இப்போது ஒவ்வொரு எமெயில் இட் யும் காமா க்களால் பிரிந்த ஒரு நீளமான ஸ்ட்ரிங் வேண்டும் பயன்படுத்துவது join operation email underscore STR is equal to within double quotes comma dot join within brackets email underscore list. Pin enter செய்க. Pin output க்கு print email underscore str. Type செய்க print email underscore str. இப்போது ஒரு கமா பின் ஒரு ஸ்பேஸ் ஆல் இமெயில் ஐடிகள் கள் சேர்க்கப்பட்டு விட்டன வீடியோவை நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் நாம் உருவாக்கிய எமெயில் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் க்கு செப்பரேட்டர் ஐ காமா பதிலாக செமிகோலன் என மாற்றுக தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம் டைப் செய்க email underscore STR is equal to email underscore str dot replace within brackets, within double quotes, comma, comma, within double quotes, semicolon. பின் டைப் செய்க print email underscore str ஒரு செமிகோலன் பின் ஒரு ஸ்பேஸ் ஆல் இமெயில் ஐடிகள் கள் சேர்க்கப்பட்டு விட்டன இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த டுடோரியலில் நாம் கற்றவை சப்ஸ்ட்ரிங்ஸ் ஐ பெறுதல் மற்றும் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஐ பயன்படுத்தி ரிவர்ஸ் ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஐ பெறுதல் பின்வரும் பங்ஷன் களை பயன்படுத்துதல் அப்பர் ஒரு ஸ்ட்ரிங் ஐ அப்பர் கேஸ் பெற லவர் ஒரு ஸ்ட்ரிங் ஐ லவர் கேஸ் பெற ரிப்ளேஸ் கேரக்டர் ஐ இன்னொன்றால் மாற்ற ஜாயின் ஆப்பரேட்டரால் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஐ மாற்ற சில சுய பரிசோதனை கேள்விகள் கொடுத்த string s is equal to within double quotes this is a string அதை எப்படி திஸ் இஸ்ந்த் ஆ லிஸ்ட் என மாற்றுவது ஸ் ல் கொடுத்த ஸ்ட்ரிங் பிரெண்ட்ஸ் பிரெண்ட்ஸ் என ஒரு ஸ்ட்ரிங் ஐ பெறுக ஸ் ல் பிரெண்ட்ஸ் எல்லாம் கேப்பிட்டல் letterகளில் புள்ளிகளால் பிரிக்கப்பட்டுள்ளன விடைகள் இதோ 1. idhar நாம் replace function payan பயன்படுத்தலாம். Type செய்க s is equal to s dot replace within brackets within double quotes string comma within double quotes list. Pin s is equal to s dot replace within brackets within double quotes is comma within double quotes isn't. Pin type செய்க yes. கவனித்தால் ஸ்டேட்மெண்ட் இல் வரும் ஒவ்வொரு இஸ் உம் isn't ஆல் மாற்றப்படுகிறது 2 ஸ்ட்ரிங் ஐ லவர் கேஸ் க்கு மாற்ற பயன்படுத்துவது லவர் மெத்தோட் டைப் செய்க s within square brackets colon colon 2 dot lower closing brackets இந்த டியூட்டோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி